ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் welcome to Singapore lifestyle இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் ட்ரிஃபிள் வந்து பண்ண போகிறோம் இது வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருக்காங்க அந்த ரெசிபியை வந்து நம்ம வந்து இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி வந்து அதோட டேஸ்ட்டு டெக்ஸ்டர்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் வேணும் அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் வேணும் ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு இது செய்யறதுக்கு வேணும் கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன் இதை ஒரு பேனில் போட்டுடுறேன் ஒரு கப் பார்த்தீங்கன்னா இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறோம் நான் கீழே ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்ம டேரெக்டாக வச்சோன்னா கொஞ்சம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இது மாதிரி வச்சு செஞ்சுக்கலாம் லைட்டாக வந்து சூடாகணும் இது இப்போ லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதை இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்கள் கண்டன்ஸ் மில்க் வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு கொஞ்சம் வந்து சூடாகவும் இருக்குது ஒரு கப் கண்டன்ஸ் மில்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கால் கப் வந்து கொக்கோ பவுடர் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஜெலிச்சு தான் உள்ளே சேர்க்க போகிறோம் இதில் கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ஜெலிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அரை கப் தான் போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஜடிச்சுக்கலாம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்படி கொஞ்சம் உடச்சி உடச்சி விட்டுடலாம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான கொக்கோ பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்குது இன்னும் ஒரு கால் கப் இருக்குல்ல இதில் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே சில்லிச்சாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ வந்து திக்காக வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ நான் இந்த பிளேட்டில் தான் வந்து இதில் மாற்றி நான் வைக்க போகிறேன் ஸ்லிங் ரேப் போட்டுக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்படி போட்டுக்காங்க போட்டுட்டு இப்போ இதை மாற்றிடலாம் இதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுற நம்மளுக்கு வந்து டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் இது செட் ஆகிறதுக்கு செட் ஆன அப்புறம் காட்டுறேன் நமக்கு இப்போ மூணு ஹவர் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இப்போது கொஞ்சம் தின்னாக போயிடுச்சு சூப்பராக வந்துடுச்சு இப்போ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம கொஞ்சமாக கொக்கோ பீசஸாக போட்டுக்கலாம் இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் சின்னதாக இல்லை ஒரு மூணாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணிடலாம் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு நல்லா இந்த கொக்கோ பவுடரில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ஷேப் வந்துருச்சு எப்படியோ இதுக்கு மேலே லைட்டாக வந்து கொக்கோ பவுட்ரு போட்டுறேன் அவ்வளோதான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே நல்ல ஸ்வீட்டாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொக்கோ பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு அப்படியே கையில் பசங்களை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் இப்போ தவன் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு எது தவன் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கா வாயில் அப்படியே அப்படியே கடிச்சு சாப்பிடு அப்படியே கடிச்சு சாப்பிடு கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடு எப்படி இருக்கு ஒட்டிக்கிச்சா வாயே எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா நல்லா சாப்பிடு நல்லா இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும் சரி டேஸ்ட் எப்படி இருக்கு குட் ஆர் நாட் இல்லையா ஸ்வீட்டாக தானே இருக்குது நல்லா எப்படி இருக்கு நல்லா இல்லையா இது சாப்பிட்டு பாரு இது நல்லா இருக்கா பாரு மெல்ட்டாக இருக்கு ஆ சாப்பிடு எப்படி இருக்கு இதுவாமா ஸ்வீட்டாக இருக்கா நல்லா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அங்கே பார்த்து சொல்லு நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பர் சொல்லுங்க இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் டக்குன்னு மெல்ட் ஆகிடுது இங்கே பாருங்க ட்ரை <laughs> பண்ணலாம் ஆனால் இது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்